பக்காவோட அக்காவோட மசாலா ஐட்டம்லாம் பார்த்துடுவோங்கள ஆமாம் இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு மசாலா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் மாவு ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம் கோதுமை மாவுலேருந்து ராகி மாவுலேருந்து அதுக்கப்புறம் ரெடிமேட் முறுக்கு மாவு ரெடிமேட் அதிர்ஷ்ட மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீடை மாவு தட்டை மாவு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி டிஃபன் சாம்பார் பொடி தனியா பொடி அப்புறம் இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி பருப்பு பொடி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் வறுவல் மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் முகத்துக்கு பூசுகிற பூசு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்புக்கு போடுற மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டக்காய் வத்தல் அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வத்தல் வந்து இந்த இந்த மாதிரி வத்தல் எல்லாம் கூட கிடைக்குது நம்மக்கிட்ட அது மேலே இருக்குது பெரிய பெரிய வத்தல் அது ஆமாம் அதில் என்ன கலர் அது அது வந்து பார்த்திங்கன்னா காரம் சில்லி சில்லி போட்டது அப்புறம் கிரீன் சில்லி போட்டது அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வத்தல் அந்த மாதிரி எல்லாமே இது வந்து நம்ம ரெடி பண்றதுல இருந்து வாங்கி கொடுக்கறதான் மீது எல்லாமே நம்ம வந்து ஓனா வந்து ரெடி பண்றது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லண்டனு ஃப்ரான்ஸு அமெரிக்கா கனடா இங்கே எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்குறோம் நம்ம இதில் அனுப்பாத ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிப்பாட்டிட்டாங்க ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க செக்கிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ஊருக்குமே அனுப்புகிறோம் சென்னைக்குள்ளே அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வந்து வந்துடும் இதே வந்து ஃபாரின்னா ஒரு ஏழு நாள் ஏழுலேருந்து எட்டு நாள் ஆகும் கொரியர் சார்ஜ் வந்து அது எல்லாத்துக்குமே உண்டு இங்கே வந்து நார்மலாகவே கொரியர் சார்ஜ் வரும் அதுக்கப்புறம் பெங்களூர் இந்த மாதிரி ஊரெல்லாம் வந்து நாலு நாள் ஆகும் நம்மக்கிட்ட எல்லாமே ஊன ஊறுகாலாம் கூட இருக்குது நம்மக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகாய் எல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கீங்களா நல்லா லீக் ஆகாத அளவுக்கு இது லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுனால உள்ள பாட்டிலில் போட்டு மேலே ஒரு சீல் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சீல் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சு நல்லா பேக்கிங்கில் இருக்குது ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு ஏழு வகையான ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது தவிர நம்மக்கிட்ட வந்து இந்த பார்சல் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இப்போ போயிடும் டெய்லி பார்சல் டெய்லி அனுப்பிச்சிருவோம் நம்ம வெப்சைடு வந்து இருக்குது அம்மா சமையல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஆர்டர் போடலாம் இந்த கீழே லிங்கே இருக்குல்லக்கா லிங்க் பண்ணாவே நம்மளுக்கு அப்படியே வந்துடும் அப்படியே வந்துடும் சென்னைக்குள்ளனா எத்தனை நாள்க்கா கொரியர் போகுது மூணு நாள் ரெண்டு மற்ற மற்ற ஊருக்கெல்லாம்க்கா பெங்களூரு அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து அஞ்சு நாள் இதே ஃபாரின் ஏழுலேருந்து எட்டு நாள் கரெக்டாக இந்த அதிரச மாவை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு தட்டி போட வேண்டியதுதான் எல்லாமே நாளைக்கு வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரெண்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கெட்டு போக சான்ஸே இல்லை அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நம்ம ஆறு மாசம் கூட வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது ஏன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற பதத்துல தான் பண்ணி எடுக்கிறோம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கோதுமை மாவு நம்மக்கிட்ட கிடைக்குது நம்மளே வந்து ஊனாக அரைச்சி அதை ஜலிச்சு மறுபடியும் பேக் பண்ணி அந்த மாதிரி கிடைக்குது நம்மளுக்கு சிங்கப்பூர்ல வந்து கோதுமை மாவுலாம் பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா டாக்ஸ்னால இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியாவிலயும் மாவு ஐட்டம்ஸ் எதுவுமே அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க அதனால நிறைய பேர் இப்போ இது மாதிரி ஊருக்கு வரும்போது எடுத்துட்டு போறாங்க இல்லைன்னா ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா வேற பிராண்ட் நம்ம மலேசியால கிடைக்கிற அந்த பிராண்ட் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மில்லட் மாவு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மில்லட் மாவுல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து புட்டு பண்ணிக்கலாம் தோசை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் அதுல ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு ஐட்டம்ஸ் போடுறோம் ராகிலேருந்து கம்புலேருந்து சோளம் அதுக்கப்புறம் இந்த வரகரிசி திணை அரிசி இந்த மாதிரி எல்லாமே ஒரு இருபத்தேழு ஐட்டம்ஸ் போட்டு அதை அரைக்கிறோம் புட்டு மாதிரியும் பண்ணலாம் இட்லி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாவு எடுத்துட்டு இதுவை ஊற வைக்கணும் உளுந்து கொஞ்சம் ஊற வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இட்லி மாதிரியும் ஊற்றிக்கலாம் நம்ம அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம் ஏன்னா மில்லட்லாம் இப்போலாம் நிறைய எல்லாருமே எடுத்துக்கிறாங்க வரகு சாமை அது மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறாங்க எல்லாமே பாருங்க மில்லட் ஃப்ளாரு அப்புறம் என்ன இருக்காது இது தோசை சோளம் சோளம் தோசை எல்லாமே இருக்கும் எல்லாமே சால்ட்டும் இருக்கு கம்பு தோசை இருக்கு சோள தோசை இருக்கு அதுக்கப்புறமா கோதுமை தோசைன்னு சொல்லிட்டு நம்ம கோதுமை தோசை ஊட்டுவோம் வெறும் கோதுமை மாவு இதுல வந்து கோதுமை அரிசி அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து மிக்சடாகவே இருக்கு இது வாங்கி ஊற்றும் போது நம்மளுக்கு மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு தோசை அதே மாதிரி ராகி தோசமாவும் இருக்கு ஹோட்டலில் நம்ம செய்கிற மாதிரி ஹோட்டலில் நல்ல கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் டேட் அப்புறம் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லா எந்த கிராம்ல இருந்து போட்டிருக்கீங்கக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்டிங் மசாலா வந்து நூறு கிராம்ல இருந்து கிடைக்கும் மாவு ஐட்டம் எல்லாமே கால் கிலோ அது எல்லாமே கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அதுக்கு மேல் கொண்டு எவ்வளவு கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க அதனால தான் கால் கிலோ போட்டுருக்கோம் அதனால மசாலா வந்து ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம்லேருந்து இருக்குது அப்புறம் ஜீரக பொடி மிளகுத்தூள் சோம்புத்தூள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது chilli powder chicken sixty five masala இதை வந்து நீங்க எதுவுமே போடத்தில்ல உப்பு எதுவுமே போடத்தில்ல அப்படியே இந்த மசாலாவை கலந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கனை போட்டு பரட்டி வச்சுட்டு ஏன்னா இதுல இஞ்சி பூண்டு மே சேர்த்து பண்றோம் ட்ரையா போட்டிருக்கீங்க எல்லாமே நல்லா பூண்டு பேஸ்ட் நீங்க போடவே தேவையில்லை இதுலயே எல்லாமே இருக்கு எல்லாமே அதெல்லாம் காய வச்சு வெயில் சீசன்ல பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறது வேணுன்றப்போ போட்டு அரைக்கிறது எல்லாமே கீழே மட்டன் மசாலா தான் இருக்கு பாருங்க நம்மளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு இருக்குது ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது பருப்பு பொடி எல்லாமே எங்கேயும் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்புறம் வந்து ஒரு கிலோலாம் கேட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் பண்ணிடுவீங்க மொத்தமாக ஒரு கிலோ அதுக்கப்புறம் இங்கே புளியோதரா பொடி அதாவது புளி மட்டுமே கரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வேணும்னா உளுந்தெல்லாம் கொஞ்சம் போட்டு புளியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த பொடியை போட்டு இறக்கணும்னா அப்படியே நம்ம அந்த கோயில்ல நல்ல வாசனையா கமகமான இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த செட்டி நாட்டு ரசப்பொடி இதுவுமே இருக்கு நம்ம கிட்ட டேஸ்ட் வந்து செமையா இருக்கும் இங்கே வந்து பாருங்க கரம் மசாலாலாம் கூட வச்சுருக்காங்க ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து நமக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவீங்களக்கா பிரியாணி மசாலா இது இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி பண்ணும்போது நீங்கள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கம்மியாகவே மிளகாத்தூள் எல்லாம் போடலாம் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு நாலு பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு செய்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடலாம் போட்டால் அந்த சூப்பராக அந்த பிரியாணியோட வாசனை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் கலந்து பண்ணுறோம் நம்ம அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சாம்பிராணி கிடைக்கும் சாம்பிராணின்னா மூலிகை சா சாம்பிராணி இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஐட்டம் போடுறோம் திருஷ்டி கே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பதினோரு ஐட்டம் சேர்த்து பண்ணுறோம் கொஞ்சோண்டு பவுட்ரு மாதிரி இருக்கு ஆமாம் கொஞ்சம் வந்து நம்ம நெருப்பு போட்டுட்டு அதில் இதை போட்டோம்னா சூப்பராக வீடே வந்து சூப்பரான ஒரு வாசனையோட இருக்கும் கப் சாம்பிராணி இதுவுமே இருக்கு அதுக்கப்புறம் சீவக்காய் பொடி நிறைய பேர் ஷாம்பு வேண்டாம் அப்படின்னு சீவக்காய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சீவக்காய் பொடியும் நம்மக்கிட்டே இருக்குது இது வந்து குளியல் பொடி இது பார்க்கும்போதே இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் மஞ்சள் கலக்கல வெறும் கஸ்தூரி மஞ்சள் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ நல்லா ஷைனிங் வரணும் அப்படின்றதுக்காக ஆவாரம் பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்றவங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும் அப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆமா <laughs> கிடைக்காது ரெகுலரா யூஸ் பண்ணாதான் இது கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட பாப்பாக்கு வந்து எங்க பாப்பாக்கு வந்து மூணு மாசத்துல இருந்து இப்ப வரைக்குமே நாங்க யூஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது இது வந்து மிக்சட் முறுக்கு மாவு இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ணணும் எல்லாமே கலந்துருக்கோம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ நெய் போட்டு பிணைஞ்சிட்டு உப்பு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் முறுக்கு புளிய வேண்டியதான் ரொம்ப ஈஸியாக கடையில் வாங்குறத விட நம்ம பவுடர் எடுத்து வச்சுட்டோம் எல்லாமே இருக்குது இது வந்து பஜ்ஜி மாவு ரெடிமேட் பஜ்ஜி மாவு இதுவுமே நீங்கள் வந்து ஒன்றுமே போட வேணாம் பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இல்லை வாழைக்காய் போடுறீங்களோ இல்லை அப்பளம் போடுறீங்களோ ஏதோ ஒன்று எந்த காய் வேணாலும் இல்லை போண்டா மாதிரி போடுறீங்கன்னா கொஞ்சம் நிறைய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அப்படியே உருண்டை உருண்டையாக போட்டு எடுக்க வேண்டியது தான் ரெடிமேட் இட்லி மிக்ஸ் இது இட்லி மிக்ஸ் ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு மிக்சர் தான் டக்குனு ஆமா இது ஈஸியா இருக்கும் நைட் வந்து நீங்க இத நல்லா கலக்கி ஊற வச்சிர வேண்டியதுதான் கொஞ்சோண்டு வேணும்னா நீங்கள் சோடா மாவு சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் எங்களுக்கு இது போதும் அப்படின்னா இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் இட்லி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் கறி போடு இது வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம்லக்கா இந்த கறி வந்து எல்லாத்துக்குமே மீன் குழம்பு கறி குழம்பு பத்த குழம்பு அதுக்கப்புறம் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தமிழ்ல மீன் இது குழம்பு மசாலான்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வரும்போது <laughs> கறி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு பேர் கறி பவுடர் அதுதான் தெரியாது என்னது கறி பவுடர்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க போகிறேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா சீடை மாவு நீங்கள் பயப்படலாம் நிறைய பேருக்கு வந்து சீடை பண்ண தெரியாது வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை அந்த மாவை போட்டு நல்லா தண்ணி வந்து லிமிட்டாக ஊற்றி கொஞ்சம் திக்காக பிணையணும் பிணைஞ்சு பிணையத்துக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் இல்லை நெய் ஏதாவது சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் இதுலேயே இருக்கும் பிணைஞ்சது வந்து கொஞ்சம் அந்த உருட்டுறது வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி வச்சு உருட்டுவாங்க அந்த மாதிரி உருட்டாமல் இப்படி இந்த மூணு விரலில் உருட்டணும் உருட்டி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு ஓல்ஸ் போடணும் எல்லாத்துலேயும் ஓல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காது சூப்பராக வந்து நம்ம வீட்டிலே வந்து சீடை மாப்பேன் சீடை வந்து செஞ்சிடலாம் ஆனால் மாவு பேசியும் போது ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பேசணும் இருக்கணும் அதாவது ரொம்ப திக்குனஸ் இல்லாமல் ரொம்ப நடு பக்குவத்தில் பெருங்காய பொடி கிடைக்குது அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி ஆமாம் இது எல்லாமே கிடைக்குது ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமானது கிடைக்குது ஒன்று வந்து வறுத்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதில் வந்து வேற எந்த எதுவுமே போட மாட்டோம் வெறும் இட்லி அரிசி பொட்டுக்கடலை அவ்வளோதான் இது வந்து எல்லாமே ஒரு பதினேழு பதினெட்டு ஐட்டம் இதில் கலந்து நம்ம பண்ணுவோம் இது பே சின்ன குழந்தையில இருந்து நம்ம ஒரு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு எழுபது கலந்த வரைக்கும் இதை வந்து குடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் முறுக்கு இதுலயுமே நம்ம எதுவுமே போட தேவையில்லை எல்லாமே இருக்கு பிணையும் போது கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய் உங்களோட இஷ்டம் தான் இல்லை எண்ணெய் ஏதோ ஒன்று கலந்துட்டு பிணைஞ்சிட்டு நம்ம அப்படியே கடாயிலே புழிஞ்சு விட வேண்டியதுதான் ரிப்பன் அச்சு இருக்கு இல்லையா அதை வச்சு காட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் எடுக்க போறேன் மசாலாலாம் அப்புறம் ஃப்ரெண்டும் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் எடுக்க போறேன் பார்த்துக்கங்க யாருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஆமா ஆர்டர் போட்டாங்கன்னா கீழ லிங்க் இருக்கு அதுல கிளிக் பண்ணி போனாங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே வந்து அதுலயே வெப்சைட்லயே வந்துடும் எல்லா லிஸ்ட் பிரைஸ் எல்லாமே வந்துடுது ஆர்டர் போட்டாலே போதும் இதுல வந்து நம்ம வெளிநாடு வடகம்லாம் இல்ல இல்லக்கா இப்போ வடகம் இப்போ அடுத்த மாசம் ரெடி ஆயிடும் நமக்கு இப்ப ஸ்டாக் இல்ல அடுத்த மாசம் வடகம் ரெடி ஆயிடும் நம்மகிட்ட நல்ல மூவி வந்து வடகம் தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ நம்ம பண்ணுவோம் ஆனாலுமே நவம்பர் நவம்பர் இந்த வருஷம் கடைசி ஆயிடுச்சு அதனால அடுத்த வருஷம் வெயில் டைம்ல போட்டோம்னா அடுத்த வாரம் தான் நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிச்சோம்னா ஒரு பத்து இருபது நாள்ல அது ரெடி ஆயிடும்